தானே ஓட்டுறோம் இது ஆறு மணி போட்டு போகிறேன் அந்த மாடு விழுத்தாரு ஆள் ஆள்ன்ட்டா பல்லு திருப்பதி சுப்பிரமணியம் வந்துட்டாரு இந்த தம்பி வந்துட்டாரு மாடு விழுத்தாட்டுருக்கு அப்படியா பின்னாடி அதனால கேட்கணும் சொல்லணும் இப்படி இப்படி மாடை வளர்த்தாட்டுறாங்க காசு விடுங்க நாகராஜா வாழை மட்டும் எடுத்துங்க வர்றே வர்றே வடு மூணு பேர் தேவைப்படுது ரெண்டு ஆளுன்னா மூணு பேர் நாலு பேர் மயங்க ரெண்டு பேர் மூணு பேர் நான் ஒரு ஆள் நாலு பேர் கட்டணும் அந்த கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது விருப்பம் வாங்கிறேன் இவ்வளோதான் இருக்கும் என்ன பார்க்க முடியும் கேட்ட தாண்டினதுலாம் கேட்டதை தாண்டி போயிடுச்சு அங்கே குழந்தை கூட்டி பாப்பாவும் சொல்லுது உங்கள் தெருவிலே வழி தான் போச்சு கயத்தோட மறுமாட்டில் இன்னும் கிடைக்காது அதெல்லாம் தெரிஞ்சுன்னா அழகாக ரேஸ் கிடைக்கும் செத்தோட கட்டும் கலத்து ஏய் யா ஏய் பாடுறா ஆ அடி இந்த அடிச்சு கல் அங்கிட்ட வா சரி தம்பி இப்படி வெறும் போட்டாவாக தான் எடுப்பாரு எடுத்து யூடியூப்ல அனுப்புவீங்களா எடுப்பார் ஒரு வரையில் எடுப்பார் <laughs> நான் இப்போ உடம்பு

கிராமத்துக்கே மண் மண் தரையில் கட்டினா மாறிடும் கிராமத்துக்கே கொடையில் கிராமத்துக்கு கிராமத்து வர தெரிஞ்சு சிமெண்ட் தரைக்கு வந்து வரும் அவர் வந்து பெரும்பாலும் தங்கராசி மற்ற ஆளு என்னதான் தங்கராசி இங்கே இருந்தாரு எங்கனூவில் பார்த்தேன் காலையில் ஆ அவங்க ஊர் ஸ்டாப்பில் பார்த்தேன் ராம்நேட்லேருந்து லாடங்கிட்டு வரும்போது போயிட்டாரா பார்த்தியாக்கா பார்த்தியாக்கா இறக்கி என்கிட்ட சொல்லுவார்ல சரி இருக்கட்டும் அண்ணன் துண்ணிமையன் எங்கள் அண்ணனுக்கு துண்ணிமையன் பன்னெண்டு சூடம் மஞ்சள் தேங்காய் எல்லாத்தையும் கலந்து இந்த பத்து பத்து ஊரில் வந்து இது நம்ம சாமங்கலம் கேட்டுங்களா முள்ளங்கலம் அந்த இது காட்டு கிடக்கு நீள நீளமாக கிடக்கு நம்ம அந்த இதுக்கு